நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் தெய்வ கிருபை உங்களை ஆண்டு கொள்வதாக எதனாலும் கத்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உன் அழுங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஒரு குடும்பத்திற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இல்லை ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் சமாதானமும் சுகமும் அதான் இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக எப்படி ஒரு சரீரத்திற்கு ஆகாரமும் தண்ணீரும் எவ்வளவு அவசியமோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய ஜீவியத்திற்கு தேவையானது சுகமும் சமாதானமும் இந்த ரெண்டில ஒன்று இல்லை என்று சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்து விடுகிறது எவ்வளவு ஒரு சுகம் முக்கியமோ அவ்வளவு சமாதானம் முக்கியம் இன்றைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அவனுடைய இருதயத்திலே ஒரு சுகம் ஒரு அவனுடைய சரீரத்திலே ஒரு சுகம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும் அவனுடைய வாழ்க்கை வேதனையாக மாறிவிடுகிறது இல்லை என்றால் ஒரு சுகம் இருந்து சமாதானம் இல்லை என்று சொன்னாலும் அவனுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கேள்விக்குறியாகி விடுகிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை உன்னுடைய அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய எல்லைகளிலே வேதனைக்கு சுகம் இல்லையா தொடர்ந்து வியாதி பலகீனம் பலகீனம் என்று நீங்கள் உங்களுடைய இருதயம் வேதனையினால் நிரம்பி காணப்படுகிறதா இல்லை என்று சொன்னால் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா இந்த நாளில ஆண்டவர் சொல்லுகிறார் உன் அழுத்தத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைகளை சுகமும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சமாதானத்தின் காரணர் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மீது விழுந்தது என்று எழுதப்பட்டு இருக்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமானோம் சமாதானத்துக்கு காரணரும் அவர்தான் சுகத்துக்கும் காரணரும் அவர்தான் தான் நமக்கு சமாதானத்தின் சுகத்தையும் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார் தேவனுடைய அது நமக்குரியது சுகமும் சமாதானமும் அது நமக்குரியது தேவன் சொன்னார் என்னுடையதெல்லாம் உங்களுடையதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக எல்லா ஆசீர்வாதத்தையும் சம்பாதித்து வைத்து விட்டார் அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் சுகமும் சமாதானமும் ஒருவேளை அது உங்களுடைய வாழ்க்கையில இல்லை என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் இன்றைய இன்றைக்கு அந்த சுகத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக தாவிது சொல்லுகிறார் நான் படுத்து கொண்டு நித்திரை செய்வேன் கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளையை இனி உன் வாழ்க்கையிலே வேதனை கிடையாது உன் எல்லைகளிலே இனி சமாதான குறைச்சலோ இல்லை என்றால் வியாதியோ என்று அல்ல இந்த நாள் முதற்கொண்டு வேதம் சொல்லுகிறது இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்று முதல் உன் எல்லைகளிலே ஒரு சுகத்தையும் சமாதானத்தையும் தேவன் வைக்கிறார் ஒருவேளை உன் சரீரத்திலே சுகம் இல்லாமல் இருக்கலாம் உன் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு ஒரு ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் ஒன்று சுகம் இன்னொன்று சமாதானம் இந்த ரெண்டையும் இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் தந்து நிறைவாய் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் ஒரு சமாதானம் உங்களுடைய எல்லைகளிலே உண்டாகிறது ஒரு சமாதானம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது ஒரு சுகத்தை தேவனுடைய வாழ்க்கையிலே தேவன் தந்து உங்களை ஆசீர்வதி ஆசிர்வதிப்பாராக எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம் மகத்துவமும் கிருபையும் நிறைந்ததான எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த வாக்கு தத்தமான நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை சுகம் சமாதானம் அதை இன்றைக்கு எங்களுக்கு தருவதாக சொல்லி இருக்கிறீர் ஐயா அதை நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் பெற்று பெற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே இன்றிலிருந்து இவர்களுடைய வாழ்க்கை ஒரு சுகமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும் இதை பார்த்த கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தருடைய கரும் கேட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமே நாமே நாமே நாமே praise the Lord God bless you கத்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே